ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சமலை டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் நைன் ஒன் டூ சாரியுடைய நம்பர் நைன் ஒன் டூங்க பலூன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் body of sari background colour half white கலரில் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் வந்துடுது அந்த பார்டர்லேயுமே டை டிசைன் வந்து பாடி ஃபுல்லாக வருங்க ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் பார்டர் வரும் ஆனால் வந்து டிஸ் டை டிசைன் இருக்காதுங்க இது வந்து fifty percent pure silk fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க three thousand five hundred rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க இந்தியாவுக்குள்ளே நீ நீங்கள் எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணுறோம் ஜஸ்ட் சாரியோடைய price three thousand five hundred மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனாக இருந்தால் ஒரு சாரி தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணுற மாதிரி வருங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number nine one three body of sari உங்களுக்கு லைட் சாண்டில் கலரில் வரும் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீன் கலரில் வருதுங்க next sari sari number nine one four இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் body of sari sky blue கலரில் இருக்குது இதுலேயுமே top and bottom eight inch border வந்துடுது இதில் பியூர் சில்க் ஆடாக இருக்கிறதுனால கட்டாயம் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் நீங்கள் ஆன்லைனில் அதாவது யூடியூப் வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸ் ஆகட்டும் இல்லை குரூப்பில் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சாரீஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனாலுமே இந்த வாட்ஸ்அப் புக்கிங் நம்பருக்கு தான் நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லணும் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சேரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்குடு ஃபார் இவங்கிற ரிப்ளை கொடுப்போம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை வரும் பேமெண்ட்டே வந்திருந்ததுன்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீன் கலர்லேயும் body of sari background colour வந்து க்ரே கலர்லேயும் வருதுங்க இதுலேயும் டாப் அண்ட் பாட்டமில் eight inch border sari number nine one five next sari nine one six பலூன் blouse ink blue colour body of sari background colour உங்களுக்கு லைட் சாண்டில் கலர் மாதிரி வருங்க இதுலேயும் டாப் அண்ட் பாட்டமில் எட்டு இன்ச்சு பார்டர் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்தாலோ தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கும் குவாலிட்டிக்கும் ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ கம்பல்சரி கம்பேர் பண்ணி பார்த்துருங்க ஏன்னா டபுள் ஷேட் கலர்ஸ் வர்றது வந்து எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் கேப்சர் பண்ண முடியறதில்ல குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எஸ்எல்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டன் மிக்ஸிங்கிறதுனால உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் வரும் சாரீ வந்து லிட்டில் பிட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாகவும் ரிச் லுக்கும் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுல டாப்பில் வந்து டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எட்டு inch border body of sari background colour green கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ரெட் கலர்லேயும் இருக்குங்க next sari number nine one eight பல்லுவன் blouse double shade red and yellow மிக்சிங்கில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு பீகாக் ப்ளூ கலர் மாதிரி வரும் இதுலேயும் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எட்டு inch border sari number nine one nine body of sari background colour green பல்லூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ சாரியுடைய நம்பர் நைன் ஒன் நைன் இதுலேயும் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எட்டு இன்ச் பார்டர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே போச்சமல்லி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸு ஹேண்ட்லூம் மேடுங்க சாரியுடைய price three thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கிது வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த வீடியோவில் போட்டிருக்கக்கூடிய சாரியோடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் நேராக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவைலபிள் இருக்காதுங்க ஏன்னா நம்ம இப்போ வீடியோ ஷோ பண்ணிகிட்டு போதே வாட்ஸ்அப்பில் புக்கிங் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது இந்த சாரீஸை நம்ம ஷாப்லேயும் வைக்க முடியாது காட்டவும் முடியாதுங்க சாரீ நம்பர் நைன் டுவெண்ட்டி பார்க்குறீங்க body of sari background colour வந்து உங்களுக்கு எல்லோ கலர் லெமன் எல்லோவில் வந்துடுது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து டார்க் ஆல்கே க்ரீனில் வருதுங்க இதுலேயும் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எட்டு inch border next sari number nine twenty one பல்லுவன் blouse red colour body of sari background colour green இதுலேயும் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் இருக்குங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது சாரீ கோடு கம்பல்சரி அனுப்புங்க இன்றைக்கி போடுற இப்போ பார்க்குற அப்டேட்லேருந்து நீங்கள் வேறு சாரீ கேட்டாலும் சரி இல்லை ஒரு ஒன் வீக்கில் போட்ட அப்டேட்லேருந்து நீங்கள் கேட்குறீங்கனாலும் சரி சாரீ கோடோடு கேட்டிங்க அப்படின்னா மட்டுமே எங்களுக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்கிறது ஈஸியாக இருக்குங்க அண்ட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுலேருந்து கூட நீங்கள் கேட்குறீங்க இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோன்னா அதில் பிக்சர்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கோடு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த கோடோடு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இன்ஸ்டாகிராமில் நின் இருந்து நீங்கள் கேட்டாலும் சரி இல்லை யூடியூப் போஸ்ட்லேருந்து போ கேட்டாலும் சரி அந்த சாரீ கோடோடு நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா சாரீ கலரோ அல்லது டிசைன்ஸோ கண்டிப்பாக மைண்டில் இருக்காது நம்பர்னால் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் அது இருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ டக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் body of sari background colour white கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூவில் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் வருதுங்க so three thousand five hundred ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்